என் நெஞ்சில் குடியிருக்கும் அவரே இருந்தா எப்படி சார் அவர் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது அடி அடி கேட்கல யார் ஏரியால எல்லாரும் வைக்கீங்க பட்டைய கடப்பலாம் புலிகளா இங்க அடிக்கிற உரிமை சத்தம் மதுரை மெச்சு தெருவிற்கு கேட்கணும் ஏன்டா நிறுத்திட்டீங்க செலிப்ரேட்லாம் பண்ண மாட்டீங்களா தம்பி தட்ரா சத்தமா